அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக எம்பெருமான் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை பற்றி சங்க இலக்கியங்களில் கூறியவற்றை பார்ப்போம் தாயுமானவர் பார்க்குமிடமெங்கும் நீக்க மர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்த போதமாக கடவுளை காட்டுகின்றார் அதுபோல முருகன் சங்க இலக்கியங்களில் எங்கும் காணப்படுகின்றார் சங்க இலக்கியங்களில் மிக பழமையானது பரிபாடல் அதில் இப்போது காணப்படுகிற பாடல்கள் இருபத்தி இரண்டு அவைகளில் எட்டு முருகனை பற்றியவை அவற்றுள் முருகனுடைய பிறப்பு வரலாறும் வென்றியும் வழிபடும் முறையும் படை வீடுகளில் முதன்மையான பரங்குன்றின் சிறப்பும் பிறவும் பேசப்படுகின்றன கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை பதிற்று பத்து பத்து பாட்டு ஆகிய எல்லாவற்றிலும் முருகன் மலரில் பிறந்ததும் சூர்மா தணிந்ததும் முருகனுடைய அணியும் ஆடையும் முருகன் ஆடிய கூத்தும் முருகருக்கு ஆடிய கூத்தும் முருகன் எழுந்தருளியுள்ள தலங்களும் எதிர்நோக்கிய பயனும் பிறவும் கூறப்படுகின்றன பவளத்தன்ன மேனி பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கவிரொளி முதலான செய்யுட்பகுதிகள் முருகனுடைய நிறம் கண்ணை கவருகின்ற செந்நிறம் என்று தெரிவிக்கின்றன நிறச்செம்மைக்கு ஏற்ப அவருடைய ஆடையும் செம்மை அணிகளும் செம்மை மாலையும் செம்மை அவருக்கு வெந்துகள் கூடாது என்பதை வேல்வலானுடை தாழ்ந்த விலங்கு வெண்துகில் ஏய்ப்ப வாழிது கிளர்ந்த வெண்காட்சேயும் என்று முல்லை களிப்பகுதிக்கு நச்சினார்க்கினியர் கூறுகின்ற உரை நன்கு விளக்கு விளக்குவதாம் இறைவன் உமையை மனந்தருளினார் நெடுநாளாக போகத்தில் பொருந்தினார் பின் அமதியுற்று காலத்து இந்திரன் வந்து வணங்கி எம்பெருமானே இப்புணர்ச்சியினால் வந்த கரவை அழித்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இறைவன் அங்கனமே ஆகுக என வரமளித்தார் அவ்வரத்தை மாற்றாது மழுப்படையை கொண்டு தம் மெய்மையை உலகெல்லாம் போற்ற அக்கருவை பல கண்டங்களாக சிதைத்தார் தெய்வ முனிவர்கள் எழுவரும் தமது தவ வலிமையால் இக்கரு உருக்குள்ளின் தேவ சேனாபதி ஆதற்குரியது என உணர்ந்தனர் இதனை இந்திரன் ஏனோத்து அறியாமல் சேதிக்கச் செய்தான் என்று எண்ணி அவனிடம் சென்று இதமான வார்த்தைகளை சொல்லி அரசே இந்த கருவால் தங்களுக்கு எந்த விதமான ஏதமும் வராது எங்களிடம் கொடுங்கள் என்று பெற்றுக்கொண்டு சென்றார்கள் இவற்றை இப்படியே நம் மனைவியரிடம் கொடுத்து கருவை வளர்ப்போமானால் அவர்களால் தாங்கவும் முடியாது நிறையும் அழிவர் அதனால் அக்னியை தாங்கட்டும் என்று எண்ணி யாகத்தியை வளர்த்து அதில் அவை ஆவை அவையுடனே இட்டார்கள் அந்த அவியோடு கருவை யாகாக்கினி ஏற்றது புரோட்டாசம் ஆயிற்று புரோட்டாசத்தை முனிபத்தினிகளாகிய அருந்ததி நீங்களான அறுவரும் தத்தம் கணவர்கள் விருப்பப்படி உண்டார்கள் சூழ் கொண்டார்கள் இமயமலையில் சரவண பொய்கையிலே தாமரை பூவாகிய பாயலிலே ஒழுங்கு குழுந்தகையில் பெற்றார்கள் இதனை உணர்ந்த இந்திரன் பகை மிக்கவனாக முனிவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கலந்து வஜ்ர ஆயுதத்தால் அந்த குழந்தையை ஆறு கூறுகளாக வெட்டினான் அந்த ஆறு கூறுகளும் ஆறு குழந்தைகளாக விடுவிடத்தன பின் ஓருருவம் ஆயிற்று அது கண்ட இந்திரன் மீட்டும் போருக்கு வந்தான் முருகன் குழந்தையாயிருந்தும் வெறுங்கையுடன் அவனை வென்றார் தேவர்கள் அனைவரும் இதனைக் கண்டு இவனை நம் தே சேனைக்கெல்லாம் தலைவனாகும் தகுதியுடையவன் என்று கருதி படைக்கலங்களையும் ஊர்தியையும் உதவ எண்ணினார்கள் அக்னி கோழியை தந்தான் இந்திரன் மயிலை தந்தான் இயமன் வெள்ளாட்டு கிடாயை தந்தான் பிற தேவர்கள் தங்கள் தங்கள் உடம்பிலிருந்தும் பல ஆயுதங்களை படைத்து கொடுத்தனர் அவற்றை பன்னிரண்டு திருக்கரங்களிலும் தாங்கி அந்த தளர்நடை பருவத்திலேயே முருகன் தேவசேனாபதியானான் இதனிடையே திருமுருகாற்று படையுள் நச்சினார்க்கினியர் இறைவன் உமையை வதுவை செய்து கொண்ட நாளிலே இந்திரன் சென்று நீ புணர்ச்சி தவற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள அவனும் அதற்குடம்பட்டு அது தப்பானாகி புணர்ச்சி தவிர்த்து கருப்பத்தை இந்திரன் கையில் கொடுப்ப அதனை இருடிகள் உணர்ந்து அவன் பக்க நின்று வாங்கி தமக்கு தரித்தல் அரிதாகையினால் இறைவன் கூறாகிய முத்தி கற்பெய்து அதனை தமது மனைவியர் கையில் கொடுப்ப அருந்ததி ஒளிந்த அறுவரும் வாங்கி கொண்டு விழுங்கி சூழ்புதிர்ந்து சரவணப்பொகையில் பதும பாயலிலே பயந்தாராக ஆறு கூறாகி வளகின்ற காலத்து இந்திரன் தான் இருடுகட்கு கொடுத்த நிலையை மறந்து ஆண்டு வந்த வஜ்ரத்தால் எரிய அந்த ஆறு வடிவம் ஒன்றாய் அவனுடனே பொருது அவனை கெடுத்து பின் சூரபன்மாவை கொள்ளுதற்கு அவ்வடிவம் ஆறாகிய வேறுபட்ட கூற்றாலே மண்டி சென்றது என்று சிறிது மாற்றம் தந்து கூறுவர் சூரியனது வெப்பத்தை உலகம் தாங்காது என்று எண்ணி அந்த வெப்பத்தை தாங்க சூரியனோடு வாழ கிள்ளியர்கள் என்ற முனிவர் கூட்டத்தார் சுற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு துன்பம் வராதபடி பாதுகாத்தார் முருகன் முருகன் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து தெய்வகானை எம்மையாரை மணந்த காலத்து தமது திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்தை நோக்கி நமக்கு எல்லாம் தந்தது இவ்வேல் என்று பாராட்ட பக்கத்தில் இருந்த பிரம்மன் இவ்வேளுக்கு இந்நிலை என்னால் அல்லவா வந்தது என்றான் என் கைவேலுக்கு வன்மை கொடுத்தது இவனா என்று முருகன் கோபித்து நீ அவனையில் பிறந்து அல்லல் உருக என்று சபித்தார் அவ்வாறே பிறந்து அருள்முக கடவுள் வழிபட மீண்டும் பதவி அருளினார் என்பது வரலாறு முருகனது வீரச் செயல்களுள் மாயங்களுக்கெல்லாம் உறைவிடமாயிருந்த கிரௌஞ்ச மலையை துளைத்த வரலாறும் கடல் நடுவிலே மாமரமாகச் சென்று முளைத்த சூரபன்மாவை வழியொடுக்கிய வரலாறும் பல நூல்களிலும் பாராட்ட பாராட்டி பேசப்படுகின்றன மேலும் அடுத்த பதிவில் காப்பியங்களின் முருகப்பெருமானை பற்றி என்ன கூறியுள்ளார்கள் என்பதை பற்றி காண்போம் நன்றி வணக்கம்